hello everyone welcome to behind you கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியினம் தமிழினம் இதை புறப்பொருள் வெண்பா மாலையில் தமிழோட பழமையை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க இந்த பாடலை கேட்டு சில பேர் அது எப்படிப்பா மண் தோன்றா காலத்து முன்னாடியே நீங்கள் வந்து தோண்டியிருக்க முடியும் அப்படின்னு புரியாதனமாக சில பேர் கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து அந்த காலத்தில் வயல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லாதப்போ அப்போது அதாவது இந்த விவசாயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதப்போ எப்படி உணவு உண்டுக்குனா மலைகளில் ஆயுதங்களை வச்சு விலங்குகளை வேட்டையாடி தான் உணவு உட்கொண்டாங்க அதை தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியினம் தமிழினம்னு அப்பயே சொல்லியிருக்காங்க ஆனால் இதற்கான ப்ரூஃப் சொல்லியும் ஒரு அதுக்கான ப்ரூஃப் கேட்டாங்க என்ன தான் நம்ம எழுத்து மூலியமாக சொல்லியிருந்தாலும் அதை ஒரு ஏதாவது ஒரு அதுக்கான ப்ரூஃப் இருக்கா தடையம் இருக்கான்னு கேட்டாங்க அப்போ எதுவும் நம்ம பேச முடியல அதுக்கான சொல்யூஷன் இப்போ அந்த அப்போ ஒரு புறப்பொருள் மாநில சொன்னதுக்கான சொல்யூஷனை எடுத்து சொல்கிற விதமாக அதுக்கான பயனுள்ளதாக இப்போ கீழடியில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சரிங்களா இப்போது இது வரைக்கும் உலகத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு லட்சம் இருக்கும் அதில் அறுபத்தஞ்சாயிரம் கல்வெட்டுகள் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டது அதுலேயும் சுமார் நாற்பத்தைந்தாயிரம் கல்வெட்டுகள் மட்டும் தமிழ் மொழியை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க சுமார் ஒரு இரநூறு வருஷம் முன்னாடி இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட இராணுவ படை தளபதி ஒரு குதிரைப்படையோட ஆப்கானிஸ்தான்லேருந்து அதை அதாவது அப்போது இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இல்லாமல் ஒன்றா இருந்த சமயம் அப்போது எல்லா நாடுகளும் ஒன்றா இருந்தது அப்போ தனித்தனியாக எந்த விஷயமும் பிரியலை அப்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து புறப்படுறார் குதிரைப்படையோட கூட்டிகிட்டு புறப்படுறார் அவர் போகும்போது போகும்போது ஒரு கல்வெட்டை பார்க்குறாரு அந்த கல்வெட்டில் என்ன இருக்குன்னா எழுத்து குறியீடுகளும் அங்கங்கே சிற்பங்களும் இருக்குது அவருக்கு ஒன்றும் புரியல சரி அதையும் கடந்து போகிறாரு பார்த்துட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போயிட்டார் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு பாகிஸ்தானை போய் அடைகிறார் பாகிஸ்தானில் போனதும் அங்கேயும் அதே மாதிரி ஒரு கல்வெட்டை பார்க்குறாரு அதுலேயும் அந்த சிற்பங்கள் அதே மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே அதே மாதிரி இருக்குது என்னடா ஒன்றும் புரியல அவருக்கு சரி கிளம்பி போகிறார் அங்கேருந்து அங்கேருந்து ஒரு ஒன்றரை வருடம் பயணம் பண்ணுறாரு ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி போகிறாரு போய் நேராக சிந்து சமையலே அந்த அடைகிறார் அங்கேயும் அதே மாதிரியான கல்வெட்டை பார்க்குறாரு அதே மாதிரி எழுத்துக்கள் சிற்பங்கள் ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது என்னடா இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சரி இதை ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு ஆய்வு செஞ்சு பார்த் பார்த்தா தான் தெரியுது அது அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு முற்பட்ட காலத்தோட பழமையானது அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ஆய்வின் மூலம் சின்ன ஆய்வின் மூலம் அது என்னன்னு ஒரு வரலாற்றை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அவர் ஆய்வு செஞ்சதுனால தான் தெரிஞ்சுது அது அலெக்சாண்டரோட படையெடுப்புக்கு முன்னாடி இருந்த ப அதுக்கும் முற்பட்ட காலத்தை செஞ்சால் ரொம்ப பழமையானது அதுவும் அசோகர் காலத்து கல்வெட்டுக்கள் அசோகர் இருக்கிற பற்றி அவரோட காலத்து கல்வெட்டுகளை வைக்கலாம் அப்போ தான் அதை கண்டுபிடிச்சாங்க இது வரைக்கும் ஆங்கிலேயர்கள்லாம் நினச்சிருந்தாங்க இந்தியாவோட வரலாறு வந்து ஐநூறு அறுநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே இந்தியா வந்து ஐநூறு அறுநூறு வருஷம் தான் பழமையானது நம்பிட்டு இருந்தாங்க அப்போது சொல்லப்பட்டிருந்தாங்க இப்போ இந்த விஷயம் நடந்ததுலேருந்து தான் இந்தியா வந்து சுமார் இர இரண்டாயிரம் ஐநூறு ஆண்டு பழமையானதுன்ட்டு என்ற ஒரு விஷயமே தெரிய வந்தது இந்தியாவோட வரலாறு தமிழ் மொழியை சொல்ல இந்தியாவோட வரலாறு அப்போ சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு சின்ன ஆய்வு அவர் கிழக்கிந்திய கம்பெனியோட தளபதி அவர் மூலியமாக பண்ண ஒரு விஷயத்தினால உலகத்தோட வரலாறே அப்போ புரட்டி போட்டது அந்த மாதிரி தான் இப்போவும் ஒரு ஆய்வு கீழடியில் நடக்குது அது வரலாற்றை புரட்டி போட்டுது அது பெரிய அளவுக்கு இப்போ நடக்குமா நடக்காதான்றதை போக போக தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி எழுத்தாளர் வெங்கடேஷ் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஒரு வீட்டோட ஜன்னல் பார்த்திங்கன்னா மூணுக்கு நாலு அளவு தாங்க இருக்கும் அதுலேருந்து நம்ம வெளியே பார்க்கணும்னா அதே அளவு தான் தெரியணுன்ற ஒரு அவசியம் இல்லைங்க சரிங்களா அது என்ன இருக்கலாம் பெரிய சோறாக இருக்கலாம் பெரிய மலையாக இருக்கலாம் பெரிய ரோடாக இருக்கலாம் பெரிய வீடாக இருக்கலாம் எவ்வளோ வேணால் தெரியலாம் ஆனால் அது மூணுக்கு என்ற அளவில் மட்டும் தெரியாது ஜன்னல் எவ்வளோ சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தெரியாதுன்னு நமக்கு இல்லை தெரிய தெரியணும் அவசியம் இல்லை எவ்வளோ வேணால் தெரியலாம் அந்த மாதிரி தான் ஒரு சின்ன பத்துக்கு பத்து குழியில் தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க அதில் எவ்வளோ விஷயம் கிடைக்கிது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பழமையான வரலாற்று சம்மந்தப்பட்ட பொருள்கள் கிடைக்கும் பழமையானதும் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு சரி இந்த கீழடியில் எப்படி இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க அதில் என்னென்ன எப்படி இந்த கிடைச்சது எப்படி ஆரம்பிச்சுன்றத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நவம்பர் மாதம் ஒரு புயல் வந்தது மதுரைக்காரங்க எல்லாருக்குமே தரும் அதுவும் மதுரையில் வந்தது அந்த புயல் வந்த நேரம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரி ஒரு நேரம் இருக்குது அந்த டைமில் அந்த ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது மத்தியில் அந்த ஊரோட மத்தியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த புயல்னால அந்த ஆலமரம் அப்படியே வேரோட பிடுங்கிட்டு சாஞ்சிச்சு அடி வேர்லேருந்து மண்ணெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே வந்து சாஞ்சிச்சு அந்த இடத்துல சின்ன பசங்களாம் போய் விளையாடிருக்காங்க அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேரோட இடுக்குகள் அந்த மண்ணுகள்லாம் வந்து சில பானைகள்லாம் கிடச்சிது அவங்க அந்த பானைகளை வச்சு உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருந்தோம் அவங்க விளையாடும் போது அது ஒரு பானை உடஞ்சிட்டு அந்த பானையிலேருந்து விரல் சைஸுக்கு ஒரு தங்கம் போன்ற ஒரு பொருள் அவங்க அது என்னடான்னு தெரியாமல் அந்த சின்ன பசங்க திருப்பி அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்ட அது அந்த ஊர் மக்களுக்கே தெரிய அது ஒரு பெரிய விஷயமாச்சு எல்லாரும் போய்ட்டு அந்த மண் நோண்டி என்னமோ எடுத்து ஒரு பெரிய பிரளயம் மாரி ஆயிடுச்சு அது விஏஓக்கு தெரியுது அந்த ஊர் விஏஓக்கு தாசில்தார் அப்படியே கலெக்டர் லெவலுக்கு போயிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு விசாரணை பண்ணி என்னெல்லாம் எடுத்தீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறதுன்ற மாதிரி பேசி எல்லாத்தையும் வாங்கி தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கி எல்லாத்தையும் சேஃபாக வச்சுட்டாங்க இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியோட முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் நாராயணகிருஷ்ணன் அவர் தாங்க இந்த அகழ்வாராய்ச்சிக்கு தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா வைகை நதிக்கரையை எடுத்துக்கிறார் வைகை நதிக்கரை இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன நதிக்கரை தாங்க அதில் அந்த வைகை நதிக்கரையில் அந்த வைகை நதிக்கரை போகிறதுலேருந்து இடது வலகம் ரெண்டு இரண்டு பக்கத்தை எடுத்துக்கிறார் லெஃப்ட் ரைட்டுன்னு இந்த லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கத்துலேயும் சுற்றி இருக்கிற அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கிராமங்களில் ஆய்வு செய்கிறார் மொத்தம் அந்த பகுதியில் நானூற்றி தொண்ணூறு கிராமங்கள் இருக்குங்க அந்த நானூற்றி தொண்ணூறு கிராமங்களில் அவர் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறார் அது ஆய்வு பண்ணோன்னே பழங்கால பொருட்கள்லாம் அங்கே இருக்கின்ற ஒரு முடிவுக்கு வராது இதை ஆய்வு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அதாவது நதிக்கரையோட மூலம் அதாவது ஆரம்ப இடத்துலேருந்து அழகர் குளம் வரைக்கும் வரார் ஆய்வு பண்ணுறதுக்கு நதிக்கரை ஆரம்பிக்கிற இடம் மூலத்துக்கு அவர் பயணம் நோக்கி போகுது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் பண்ணுறார் அவர் பயணம் பண்ணி அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து தான் போனோம் அங்கே வண்டி எதுவும் போக முடியாது நடந்து தான் போகணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பழைய கிராமம் இருக்கிற ஒரு பழங்கால கிராமம் இருக்கிற ஒரு பகுதி அங்கே போகிறாரு அவங்க கூட போகிறாங்க போகும்போது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஆய்வு பண்ண வரோம் ஏதாவது பழங்கால பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு அங்கே இருக்கிற வயதான இரண்டு தம்பிதிங்க ஒரு வயதான என்ன கொண்டார் நாங்கள் இந்த மாதிரி வீடு கட்டும் போது இந்த குடிசையை கட்டும் போது அஸ்திவாரம் தோண்டும் போது ஒரு பானை ஒன்று கிடச்சிது அந்த பானை உங்களுக்கு தரேங்க எடுத்து வந்து கொடு அது சிகப்பு கருப்பு சிகப்பு கருப்புன்ற ஒரு இரண்டு கலர் கலந்த மாதிரி இருக்கும் அது ஒரு பழைய சங்க காலத்து பானை அதுவும் சுட்ட பானை அந்த பானையை அசால்ட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துறாரு அங்கேருந்து அவரோட பையன் அழகர் குளத்துக்கு போது அழகர் குளத்தில் அவர் கண்டெடுத்த சில பானைகளோட ஓடு பானை ஓடுகளில் கிரேக்க காலத்து கப்பல்கள் வரையப்பட்டிருக்கு அது எப்படி முடி சாத்தியமாகும் அதாவது கப்பல் வரைகிறாங்களாம் கப்பலை பார்த்து இருக்கணும் அப்போ இங்கே துறைமுகம் இருந்திருக்கும் கப்பலை பார்க்க முடியும்னா அப்போ இந்த இடத்துல துறைமுகம் இருந்திருக்கும் ஆனால் துறைமுகம் இருந்ததுக்கான எந்த ஒரு யாருக்கும் தெரியல அதுக்கான எந்த ஒரு தடையமும் அங்கே இல்லை என்னடா என்ன ஆச்சு ஏன் இது இதை பற்றி அவர் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் ஐரோப்பியர்களோட வரலாற்று தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்லின் தாலஸ் இவங்க ரெண்டு பேர் தான் தாலஸோட குறிப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவரோட குறிப்பில் அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கான ஒரு குறிப்பு இருக்குது அங்கே வந்து அருங்குரு துறைமுகம்ன்ற ஒரு துறைமுகம் இருந்ததுக்கான குறிப்பு இருக்குது ஆனால் அந்த அருங்குறும் துறைமுகம் இருந்ததுக்கான எந்த ஒரு குறிப்பும் இங்கே இல்லை அது என்னன்னு ஆராயும் போது அருங்குருன்றது அருகர் அருகர்ன்றதுக்கு அர்த்தம் அழகர்னு முடிவு வராங்க அந்த அழகர் அருங்குறு துறைமுகம் தான் அழகர் துறைமுகம் அழகர் கோவிலில் இருந்த அந்த அழகு துறைமுகம் இதுக்குன்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ அங்கே துறைமுகம் இருந்ததுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்போ அவங்க கப்பல் வந்திருக்கும் கிரேக்கர்களோட கப்பல்கள் அந்த பக்கம் வந்திருக்கு அவங்க அதை பார்த்து அந்த பாணியில் வரைஞ்சிருக்காங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படியே இந்த நதிக்கரையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகிறாரு ஒரு கடைசி கட்டத்தில் அவர் கீழடியை வந்து அடைகிறார் யாருன்னா அமர்நாத் நாராயண கிருஷ்ணன் அவர் அந்த இடத்துக்கு வந்ததும் அவரும் அவர் குருவியினரும் இந்த கீழடியில் இந்த உடைஞ்ச பானை விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை கேள்விப்படுறார் உடைஞ்ச பானையிலேருந்து விரல் பூண்ட தங்கம் கிடைச்சிது இதை விஷயத்த கேள்விப்பட்டு உடனே அந்த ஊர் தாசிதார் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே போயிட்டு மாதிரி கிடைச்ச பொருள் கொடுங்க நான் ஆய்வு பண்ணிப்போம் கேட்குறாரு அவங்களும் கிடைச்சதாக கொடுக்குறாங்க ஒரு ஏழு தங்க கட்டிகள் அந்த விரல் போன்ற தங்க கட்டிகள் அதில் ஏழு வார்த்தையை ஒரே மாதிரியான வார்த்தை ஏழு வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதை என்ற தமிழ் பெண்ணோட பெயர் அந்த கோதை என்ற தமிழ் பெண்ணோட பெயர் ஒரே மாதிரியான அந்த ஏழு தங்கத்திலையும் பொறிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு கடவுள் பெயரும் இல்லை எந்த ஒரு அரசர் பெயரும் இல்லை எந்த ஒரு புலவர் பெயரும் இல்லை ஒரு சாதாரண தமிழ் பெண்ணோட பெயரை பொறிக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த தங்கத்தை ஆராய்ஞ்சு தான் எந்த ஒரு இது வரைக்கும் இரண்டாயிரம் வருடம் பழமையான பொருட்கள் கிடைச்சதில் எந்த ஒரு தங்கத்துலேயும் எந்த ஒரு கடவுள் பெயரும் அரசர் பெயரும் குறிப்பிட்டு இதுதான் முதல் தடவை தமிழில் ஒரு பெண்ணோட பெயரை குறிப்பிட்டிருக்கு மற்ற ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு எழுத்தறிவு எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு இந்த எழு எழுத்து முறைன்றது எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருக்கு நாகரிகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் மற்ற அகழ்வாராய்ச்சிக்கும் இந்த கீழடிக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா மற்ற அகழ்வார் ஆராய்ச்சிலாம் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராயல் கிரவுண்ட் சொல்லப்படுற சுடுகாடு எலும்புக்கூடு அவங்க பயன்படுத்தின பொருள் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு ஆனால் கீழடியில் மட்டும்தான் ஒரு நாகரிகமான நகரத்து நகரம் இருந்ததுன்றதுக்கான ஒரு அடையாளமாகவே இருந்திருக்கு இது வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிற நாகரிகம் வந்து அரை பழங்குடியினர் நாகரிகம் தான் சொல்லியிருக்காங்க அதாவது நாகரிகமான நாகரிகம் இல்லை இது அப்படின்னு ஒத்துக்க முடியாது இதை இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டால் தொல்காப்பியம் இலக்கியம் இது போன்ற பல ரெண்டாயிரம் வருடம் பழமையான இலக்கியங்களை எடுத்துக்காட்டால் அதை காமிச்சாலும் அதை அவங்க ஒத்துக்கலை அதை ஒரு முறையான சான்றாக அதை ஏற்றுக்கலை அவங்க வந்து நீங்கள் வந்து தொல்லியல் துறையில் ஏதாவது ஒரு சான்றை காட்டுங்க எடுத்து அதுக்கு அப்படின்னு அப்போ தான் அவங்க நம்புவோன்ற மாதிரி சொன்னாங்க அதை முதல் முதலாக இந்தியாவிலேயே ஒரு பழமையான நகரம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் தான் கீழடி கீழடியில் அப்படி என்ன தான் பொருள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தால் செய்யப்பட்ட நிறைய பொருள்கள் யானை தந்தத்தில் சீப்பு செஞ்சுருக்காங்க செஸ் காயின் செஞ்சுருக்காங்க அணிகலன் ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள் வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க ஞானதந்தில் தாயக்கட்டைகள்லாம் வேறு செஞ்சுருக்காங்க இந்த தொல்காப்பியம் சிலப்பதிகாரத்தெல்லாம் சொல்லப்பட்ட சில மணிகள்லாம் அதிகமாக அங்கே கிடச்சிருக்கு நகரத்துக்கு முக்கியமாக நகரத்துக்கு தேவையான வடிகால்லாம் அவங்க வடிகால் வசதியெலாம் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க என்னென்ன வடிகால் பார்த்திங்கன்னா மூடிய வடிகால் திறந்த வடிகால் குழாய் வடிவ வடிகால்னு எல்லா வகையான வடிகால்களும் அங்கே இருந்திருக்கான ஒரு அடையாளம் இருக்குது தெருக்கள் இருந்ததற்கான குறிப்புகளும் இருக்குது தொழிற்சாலை இருந்ததற்கான குறிப்புகள்லாம் நிறைய அங்கே இருக்குது அது நெசவு தொழிலாக இருக்கலாம் ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம் என்ன வேணால் நிறைய தொழிற்சாலைகளாக இருந்திருக்கலாம் தொழிற்சாலைக்கு இருந்ததற்கான நிறைய அடையாளங்கள் இந்த குறிப்புகள்லாம் அங்கே இருக்குது பானை ஓடுகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் எழுத்துக்கள் இதெல்லாம் இருக்குது திருப்பி திருப்பி ஏன் அந்த பானை ஓடுகள் அதிகமாக சொல்கிறோம்னா பானை ஓடுகள் பானை ஓடுகள் வந்து ஆண்கள் ஆண்களுக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான சம்மந்தம் ஏன்னா ஆண்கள் வந்து அதை ஒரு தடவை ரெண்டு ரெண்டு விஷயத்துக்காக தான் பயன்படுத்துவாங்க அது கல் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க பெண்கள் தான் அதிகமாக பானையை பயன்படுத்துகிறாங்க அப்போது பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பெண்களுக்கு அந்த பானையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பெண்களுக்கும் எழுத்தறிவு அதிகமாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு ரொம்ப தமிழ் மொழி எவ்வளோ ஒரு தொன்மையான மொழியாக இருந்திருக்கு என்ன மாதிரி ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு பெண்களுக்கும் எழுத்தறிவு தரக்கூடிய அளவுக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு பெண்களுக்கும் படிப்பறிவு அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம இதில் இதை வச்சு பார்க்கலாம் நம்ம சமஸ்கிருதம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதிலலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான எழுத்தறிவு உள்ள பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ இதில் கிரேக்கர்கள் அவங்க மொழியில் எழுத்தறிவு உள்ள பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏழே பேர் இதுவே சங்ககால நம்ம தமிழ் மொழியில் எத்தனை பேர் எழுத்தறிவு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இன்னும் நிறைய கணக்கெடையில் நிறைய நூல் குறிப்புகள்லாம் கணக்கெடுத்தா அதிகமாக தெரியும் ஓ இந்த அளவுக்கு பெண்கள் பெண்களுக்கும் படிப்பறிவு இந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அப்போவே நம்ம இது ஒரு பெருமையான விஷயம் நம்ம மொழியை வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம முதல் பட்டதாரி என்ற ஒரு சான்றிதழெல்லாம் இப்போ வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஒரு குடும்பத்தில் முதல் முதல்ல ஒருத்தர் படித்தார்னா அவர் முதல் பட்டதாரி இந்த சலுகைகளை பெறுவார்னு நம்ம அந்த காலத்திலே இப்போ நம்ம மொழி அந் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்போவே பட்டதாரி நம்ம ஏங்க இப்போ முதல் பட்டதாரின்ற சான்றிதழ்லாம் வாங்கணும் நம்மளோட முன்னாடி இருந்த வம்சங்களே அப்போவே பட்டதாரி ஆகிட்டாங்க ஆனால் இப்போ நம்மளோட நிலைமை பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் தான் முதல் பட்டதாரியாகவே ஆகுறாங்கன்ற மாதிரி நம்மளே நம்ம நம்பிச்சு ஒரு சான்றிதழ் வேறு தராங்க இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் ஆனால் இந்த கீழடியில் இருக்க கீழடியில் அடியில் இருக்கிற நிறைய பொருள்களையும் நிறைய ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் அதாவது மேலே வந்து எழுத்துக்கள் தேவைப்படும் அடுத்த மூணு அடிக்கு போகும்போது கிற்கல்கள் அப்படி அதாவது எழுத்துக்கள் தோன்றிய விதமாக கிற்கல்லேருந்து எழுத்துக்கள் வரைக்கும் வரா மாதிரி அந்த மாதிரி அந்த புதையில் கிடைக்கும் கிற்கல்லேருந்து தாங்க எழுத்துக்கள் ஆரம்பிக்கும் எழுத்த எடுத்த ஒன்று ஆன ஆரம்பிக்க மாட்டோம் குழந்தைங்க எடுத்தவங்க எப்படி கிறுக்கி கிறுக்கி அதுக்கப்புறம் எழுத்துக்களாக மாறுமோ அந்த அதே மாதிரி தான் அவங்களும் எழுத்துக்களை உருவாக்கியிருக்காங்க கிறுக்கல் ஆரம்பித்து எழுத்துக்கள் வர வரைக்கும் இப்படி தான் அவங்களோட நாகரிகமும் வளர்ந்துருக்கு எழுத்தறிவும் படிப்பறிவும் வளர்ந்துருக்கப்போ இன்னும் கீழடியில் என்னெல்லாம் இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு நிறைய தெரிய வந்துடும் இந்த உலக அளவில் வரலாற்றையே புரட்டி போகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது அது ஒரு பெரிய விஷயந்தான் நம்மளோட தமிழோட வரலாற்றை புரட்டிப்படும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா நடந்திருக்கு கீழடி நம் தமிழ் தாய்மடி